வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ ஓம் குருவே நமக இன்று நாம் பார்க்க போகிறோண்டு மேஷ லக்கணத்திற்கு அக்கினாதிபதி எட்டாம் அதிபதி செவ்வாய் லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்துல இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் தருவார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் முதல்ல ஒன்பதாம் இடம் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் அடுத்தது செவ்வாய் என்ன மாதிரியான காரக பலன்கள் ஒன்பதாம் பாவத்திலிருந்து செயல்படுத்துவார் அப்படிங்கிறது நம்ம அடுத்தத பார்ப்போம் சரிங்களா அதாவது நம்ம இப்போ சொல்லக்கூடிய பலன்கள் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு ஐம்பது சதவீதம் சரியாக வரலாங்க சில பேருக்கு இன்னும் ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் அதுவே கூட வரலாம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு சேர்க்கை இருக்குது கிரக பார்வை இருக்கா இந்த விஷயங்கள்லாம் நம்மளால் சொல்ல இப்போதைக்கு சொல்ல முடியாது ஏன்னா நம்ம ஒரே ஒரு கிரகத்தை மட்டும் தான் நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் பலன் சொல்கிறோம் சரிங்களா அதுவும் துல்லியமான பலன்கள் வேணும்னா மொட் சுயஜாதகத்தை பார்த்தாலும் நம்ம தெளிவாக சொல்ல முடியும் அதுக்கும் கோச்சார தசாபதி என்ன நடக்குது இது எல்லாமே நம்ம முழுமையாக பார்க்கணும் அப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து ஒரு தெளிவான பதிலுங்கிறது சொல்ல முடியுங்க சரிங்க இப்போ ஒன்பதாம் பாவம்னு அப்படின்னா என்னங்க அப்படி ஏன் அதில் செவ்வாய் இருந்தால் என்ன மாதிரியான பலன் தரும் ஒன்பதாம் பாவங்கிறது வந்து தந்தை ஒரு உயர்வு ஸ்தானம் ஒரு மரியாதை ஒரு புகழ் உங்களுடைய இஷ்ட தெய்வம் இஷ்ட தெய்வத்தை வணங்குதல் சரிங்களா உங்களுக்கு பிடித்த உங்களுக்கு பிடித்த குருநாரர் வெளிநாட்டு பிரயாணம் வெளிநாட்டு வாழ்க்கை கிடையாதுங்க வெளிநாடு ஒரு ரெண்டு மாதம் நாலு மாதம் போயிட்டு வருவாங்க இல்லையா அதில் எல்லாமே ஒன்பதாம் பாவம் உங்களோட தந்தை வழி சொத்து இது எல்லாமே ஒன்பதாம் பாவம் ஒரு தொழில் சார்ந்து நீங்கள் வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டு பிரயாணம் இது எல்லாமே ஒன்பதாம் பாவத்தில் வரும் சரிங்களா ஆன்மீக ஒரு ஆன்மீக பரிகாரம் செய்யணுன்னா ஒன்பதாம் பாவம் புத்தியில் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் ஒரு சரிங்க இதில் இப்போ செவ்வாய் இருக்குது இதில் லக்கினாதிபதி எட்டாம் அதிபதி செவ்வாய் இருக்குது அப்படின்னா என்ன முறையில் நம்ம லக்கினாதிபதியாக எடுத்துக்கணுமா இல்லை எட்டாம் அதிபதியாக எடுத்துக்கணுமா அப்படின்னு நீங்கள் ஒரு சந்தேகம் வரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க லக்கினாதிபதி எங்கே போய் உட்காடுறாரோ அதோட குணத்தை அப்படியே பிரதிபலிப்பார் இப்போ லக்கினாதிபதி செவ்வாய் வந்து ஒன்பதாம் பாதத்தில் உட்காந்துருக்காரு எட்டாம் பாதத்துலேயும் உக்காண்டிருக்கு எட்டாம் அதிபதியும் விடுறான் அப்படின்னு என்ன பண்ணால் முதல்ல லக்கினாதிபதியாக நீங்கள் எடுங்க ஒன்பதாம் பாவம்னா தனுசுவோட கேரக்டர் எல்லாருமே அவர் உள்ளுவாங்குவார் ஜாதகர் உள்ளுவாங்குவார் அப்போனா தனுசு ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போனா குரு அதிபதி சரிங்களா தனுசுவிற்கு குரு அதிபதி ஒன்பதாம் பாவம் அப்படின்னா குருவின் காரகத்துலாம் இவங்களுக்கு இயல்பாக வருங்க இன்னொன்று சொல்ல மாட்டேன் பாருங்கள் ஒன்பதாம் பாவத்தில் ஒன்பதாம் பாவம் ஆசிரியர் பாவம் அடுத்தவர்களுக்கு கற்றுத்தரும் பாவம் அப்படின்னா இவங்க எளிமையாக இயல்பாகவே அடுத்தவங்களுக்கு சொல்லி தருவாங்க ஆசிரியராக இருக்கலாம் ஏன் குரு காரகமாக வகிக்கிறதுனால சில பேர் பேங்கிங்கில் இருக்கலாம் ஃபினான்ஸ் துறையில் இருக்கலாம் வங்கி பணியாளர்களாக இருக்கலாம் மேலாளராக இருக்கலாம் ஒரு ஒன்று ஒரு உயர் பகு பதவி அந்த மேனேஜர்னு சொல்லுவோம் இல்லையா ஹெட்டு இது எல்லாமே அவங்களுக்கு இயல்பாக அந்த பதவி ஒன்றுவங்க அந்த ஆளுமை திறனும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் பல விஷயங்களில் இவங்களுக்கு அறிவு கூர்மையும் ஞானமும் இருக்கும் முக்கியமாக வேரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த ஃபினான்ஸு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு சரிங்களா கணிதம் ஒரு விஞ்ஞானம் இதன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இவங்களுக்கு வந்து ஒரு ஆழ்ந்த ஞானம் புலமை அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் ஒரு ஒரு அமைதித்தன்மை உங்களுக்கு ஒரு இருக்கும் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிடுச்சு நான் தான் அப்படிங்கிற அந்த செவ்வாயோட பலம் கொண்டு ஓரளவு அங்கே கம்மியாகும் சமன்படுத்துவார் குரு அதாவது செவ்வாய் வந்து முரட்டுத்தனம் ஆனால் முரட்டுத்தனங்கிறது வந்து தனுசு ராசியில் உட்காரும்போது அப்படி இருக்கார் சரிங்களா அதுவும் இல்லாமல் அங்கே தண்டை ஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லையா அப்படின்னா தந்தை வந்து இவருடைய தந்தை வந்து ஜாதகன் தந்தை வந்து கொஞ்சம் கோவக்காரராக இருப்பார் தந்தை வழி உறவில் வந்து சில பேர் வந்து ஒரு துர்மரணம் அடைந்தவர்கள் இருக்கலாம் சரிங்களா இல்லைனா வெளிநாட்டு வாழ்க்கை வாழ்பவர்கள் இருக்க வேண்டும் தந்தை வழி குடும்பத்தில் சில சொத்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இது எட்டாம் அதிபதியும் ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிறதுனால சில நேரத்தில் எல்லா நேரத்துலையுமே கிடையாது இதுக்கு ஆறாம் அதிபதியும் ஒன்று சேர்ந்து ஒன்பதாம் பாவத்தில் இருந்தால் தான் இது சரியாக வரும் தண்டையின் உறவும் தண்டையுடன் உறவு முறை சரியாக இருக்காது இல்லை தண்டையோடு பிரிந்து வந்துடுவாங்க இல்லை தண்டையோடு ஒன்றாக சேர்ந்து வாழ முடியாது இது எல்லாமே இந்த மாதிரி பலன்கள்லாம் எடுக்கலாங்க அடுத்தது ஒன்பதாம் பாவத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால உங்களோட இஷ்ட தெய்வம் தெய்வத்தை நீங்கள் யார் வணங்கலாம்னா முருகனாக வணங்கலாம் சரிங்களா ஒன்பதாம் பாகத்தில் என்ன கிரகம் ஆளுமை செய்யுது என்ன சேர்க்கை இருக்குது எல்லாமே முழுமையாக பார்த்தா செய்யும் இப்போ பொது பலனாக நம்ம எப்படி சொல்லணும்னா செவ்வாயின் ஆளுமை அப்புறம் குரு வீட்டில் அங்கே இருக்கிறதுனால வந்து நீங்கள் ஒரு பழனிமலை முருகனை தாராளமாக வணங்கலாம் இப்போ நீங்கள் வெளிநாடு இயல்புலேயே அந்த ஜாதகம் இருக்குது எப்படின்னா வெளிநாடு போகணும் வெளிநாடு போகணும் வெளிநாட்டில் போயிட்டு கொஞ்ச நேரம் தங்கியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஜாதகருக்கு அதிகமாகவே இருக்கும் சரிங்களா அப்படின்னா என்ன பண்ணலான்னா சில பேர் அந்த வெளிநாடு போகிறாங்க இல்லையா அவங்களோட கனெக்ஷன் வச்சுக்கணும் இல்லை அவங்களுக்கு உதவி செய்யணும் இல்லை ஆன்மீக பணிகள் ஆன்மீக பரிகாரங்கள் சற்று அதிகமாக செய்யணும் இல்லை ஆசிரியர்களுக்கு இவர்களோடு சேர்ந்து நீங்கள் உதவி செஞ்சால் அந்த கர்ம வினை இவர்களுக்கு கொஞ்சம் மாற்றம் ஏற்படுங்க சரிங்களா ஒன்பதாம் பாவத்தை பற்றி நம்ம ஓரளவு பார்த்துருக்கோம் நீங்கள் இன்னும் தெளிவாக பார்க்க பார்க்க அடுத்தடுத்த பாவங்களில் நான் விளக்குறேன் உங்களுக்கு நன்றி ஓம் சிவோம் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள்